hello friends welcome to find channel நம்ம இன்றைக்கி எம்மியான கோக்னட் மில்க் வச்சு மஸ்கோ தல்வா தாங்க செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணி தான் செய்வாங்க ஆனால் நான் இன்றைக்கி சம்பா கோதுமையில் பால் எடுத்து செய்ய போகிறேன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஹல்வா செய்யறதுக்கு அரை கிலோ சம்பா கோதுமை யூஸ் பண்ணிக்கிறேன் இது நான் டம்ளரில் அளந்து எடுத்துக்கிறேங்க அப்போ தான் தேங்காய் பால் சர்க்கரை எல்லாம் அளந்து எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த இரநூறு எம்எல் டம்ளரில் மூணு டம்ளர் வருதுங்க சம்பா கோதுமை இதை நான் கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுக்கிறேன் இப்போ ஊற வச்சு பன்னெண்டு மணி நேரம் ஆகிடுச்சுங்க கோதுமை நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இதை கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சர் ஜார் யூஸ் பண்ணி தான் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் அரைச்சிட்டு பால் எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது டைமும் அரைச்சிட்டு பால் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு தடவை கோதுமை பால் எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் கோதுமை பால் எடுத்துக்கிறதுக்கு ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி தாங்க எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு கூட வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு முழு கோதுமை யூஸ் பண்ணி செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா மைதா மாவோ கோதுமை மாவோ எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு மணி நேரம் கழித்து அந்த கிளாத்தை நல்லா பிசைஞ்சோம்னா பால் தனியாகவும் சக்கை அந்த துணிக்குள்ளேயே நின்றுடும் இந்த மாதிரி பால் எடுத்து தெளிய விட்டு கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா சக்கை தனியாக வந்துருச்சு எடுத்த கோதுமை பாலை இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் திப்பி அதில் இருக்கும் அதனால் இன்னொரு டைம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு தட்டு வச்சு மூடிட்டு ஏழுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க அப்போ தான் தண்ணி தனியாக தெளிஞ்சு வரும் பாலும் லைட்டான புளிப்பு சுவையோடு இருக்கும் அடுத்ததாக தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க இதுக்கு இளம் தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் முத்தின காயாக எண்ணெய் பசையுள்ள காயாக பார்த்து எடுத்துக்கணும் நாங்கள் மீடியம் சைஸ் தேங்காய் நாலு எடுத்து துருவிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டு பால் எடுத்தால் போதும் அது சரியாக இருக்கும் எட்டு மணி நேரம் கழித்து கோதுமை பாலில் இருக்க தண்ணியெல்லாம் தெளிஞ்சு நின்று இருந்ததுங்க அதை நான் வடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ கோதுமை பால் தேங்காய் பால் ரெண்டும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம் எட்டு மணி நேரம் கழித்து கோதுமை பால் ரெடியானதுக்கு அப்புறம் தாங்க தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம் ஹல்வா செய்யறதுக்கு நல்லா கனமான பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா அகலமாக இருந்தால் கிளறத்துக்கு நல்லா இருக்குன்றதுனால நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கிட்டோம் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கோதுமை பாலுக்கு அஞ்சு டம்ளர் தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்குங்க தேங்காய் பால் குறைச்சி சேர்த்துட்டோம்னா ஹல்வா சரியாக வராது இப்போ மூணு டம்ளர் கோதுமை பால் இருக்குங்க அதுக்கு பதினஞ்சு டம்ளர் தேங்காய் பால் ஆறு டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கணும் நான் அஞ்சு டம்ளர் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு டம்ளரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் கோதுமை பால் தேங்காய் பால் சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணலை இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க இந்த பால்லாம் கொஞ்சம் திக்காகி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கலரிக்கிறோம் அதுக்கப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணிடணுங்க நாங்கள் சிம்க்கு கொஞ்சம் மேலே வச்சு தான் கலரிக்கிறோம் பாத்திரம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கம்மி பண்ணல ஒருவேளை பாத்திரம் வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் கலரணும் அடுத்ததாக சக்கரை கேரமலைஸ் பண்ணிக்கலாங்க நான் அஞ்சு டம்ளர் சர்க்கரையை மட்டும்தான் அந்த பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு டம்ளர் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இது ஹல்வாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கலரும் கொடுக்கும் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது இப்போ இந்த கோதுமை பால் திக்காய் வர டைமில் இதை சேர்த்து கலரிக்கலாம் சர்க்கரை கேரமலைஸ் பண்ணுற டைம்லேயும் கோதுமை பாலை விட்டுறக்கூடாதுங்க அதை கலரிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு சைடு கோதுமை பால் கலரிக்கிட்டே இன்னொரு சைடு கேரமலைஸ் பண்ணிக்கணும் இந்த ஹல்வா செய்யறதுக்கு ரெண்டு மூணு பேர் இருந்தோம்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ ஒரு டம்ளர் கோதுமை செய்கிறேன்னா ஒத்தராக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் ஹல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நாங்கள் முந்திரியை பொடியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிறோம் இப்போ ஹல்வா சூப்பராக ரெடியாக வந்துருச்சுங்க வாசமும் ரொம்ப நல்லா வருது இதோட பதம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சமாக கரண்டியில் எடுத்துட்டு நம்ம கையில் எடுத்து நல்லா அழுத்தி பார்த்தோம்னா உருட்டி பார்த்தோம்னாக்க நல்லா ஹல்வா கையில் ஒட்டாமல் வரணுங்க பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த அளவுக்கு வந்தால் தான் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஹல்வா இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டோம் இதோட வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஒரு டம்ளர் கோதுமையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ